வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாட்டு தான் இந்த பல்லாங்குழி வந்து நம்ம தனியாக ஒருத்தர் மட்டும் விளையாடுறது அது எப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒன்றில் ஏழு முத்து போடணும் அப்புறம் ஆறு அடுத்து அஞ்சு அடுத்து நாலு இது மூணு இது ரெண்டு இது ஒன்று இப்போ இந்த ஒன்று முத்து போட்டுக்குள்ள அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த குழியில் ஏழு போடணும் அது எப்பவும் போல் மறுபடியும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கணும் அப்புறம் நான் வந்து இது உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிற சாம்பிளுக்கு இந்த ஒரு முத்து இருக்கு இல்லையா அதை போட்டு விளாடுதேன் ஆனால் இப்படி விளாடக்கூடாது தடவி பாண்டி கிடைக்கும் இந்த மாதிரி விளாடுறது இதில் ரூல்ஸ் கிடையாது இப்போ மறுபடி பாருங்கள் அதே மாதிரி முத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த ஏழு முத்து இருக்கிறத எடுத்து விளாடுதேன் இந்த விளாட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏழு முத்து இருக்கிறத எடுத்து தான் விளாடணும் அதுதான் இந்த விளாட்டோட ரூல்ஸ் விளாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதில் ஏழு முத்தி எடுக்குமோ அதே மாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி கடைசி முடிவில் எண்டில் வந்து சேரும் அதுதான் இந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும் நம்ம சில நேரம் தனியாக இருப்போம் போர் அடிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தனியாக விளாடுறதுக்கு இது ஒரு ஏற்ற விளையாட்டு தான் ஆனால் ரொம்ப கவனமாக விளாடணும் ஒவ்வொரு முத்தையும் பார்த்து பார்த்து போடணும் ஒரு முத்தை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டு வேறு ஏதாவது குழியில் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து விளையாட்டு மொத்தமாக மாறிடும் நம்ம கவனமாக ஒவ்வொரு முத்தாக போட்டுட்டு வந்தால் தான் கடைசி நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரி முத்துக்கள் வந்து சேரும் இப்போ தான் விளாட்டு முடிய போட கடைசி நிலைக்கு வந்திருக்கு பாருங்கள் லாஸ்ட் ஒன்ல ஒரு முத்து வந்துடுச்சு இப்போ அப்படியே லைனாக ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே இருங்க இங்கே ரெண்டு முத்து அங்கே ரெண்டு முத்து கிடக்குது